C மற்றும் C++ இல் 2 dimensional arrays குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது 2 dimensional array என்றால் என்ன இதை ஒரு உதாரணத்தின் மூலம் செய்யலாம் இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1110 உபுண்டுவில் ஜிசிசி மற்றும் g compiler version 461 2 dimensional array க்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் 2D அரேஸ் ஒரு ரோவ் கோலம்ன் matrix ல் சேமிக்கப்படுகிறது இடது இண்டெக்ஸ் ரோவ் ஐ குறிக்கிறது வலது இண்டெக்ஸ் கோலம்ன் ஐ குறிக்கிறது சி மற்றும் C ல் ஒரு மேட்ரிக்ஸ் அல்லது அரே ன் ஆரம்ப இண்டெக்ஸ் எப்போதும் 0 ஆகும் இங்கே ஒரு ரோவ் கோலம்ன் matrix ல் ஒரு 2 டைமென்ஷனல் array ஐ காண்கிறோம் ஆரம்ப இண்டெக்ஸ் 0 இப்போது 2 டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் செய்வதை காண்போம் இதற்கு syntax data type அரேவின் பெயர் ரோ மற்றும் காலம் உதாரணமாக இங்கே 2 ரோ மற்றும் 3 columnகளுடன் ஒரு 2 டைமென்ஷனல் அரே நம்மை டிக்ளேர் செய்துள்ளோம் இப்போது ஒரு உதாரணத்தை காண்போம் புரோகிராம் ஐ ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன் அதை திறக்கிறேன் நம் ஃபைல் பெயர் 2d ஹைபன் அரே டாட் சி என்பதை கவனிக்க இந்த program ல் 2 டைமென்ஷனல் array ன் elementகளின் கூட்டுத்தொகையை கணக்கிடலாம் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் பைல் இது நம் மெயின் பங்ஷன் இங்கே வேரியபிள் இ மற்றும் ஜ் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் பின் 3 ரோவ் மற்றும் 4 columnகளுடன் நம்1 ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் பின் num2 ஐ மீண்டும் 3 ரோவ் மற்றும் 4 columnகளுடன் num1 மற்றும் num2 2 டைமென்ஷனல் அரே ஆகும் இங்கே num1 ன் எலிமெண்ட் களை பயனரிடம் இருந்து உள்ளீடாக பெறுகிறோம் எலிமெண்ட் ரோ ரோவ் வாரியாக சேமிக்கப்படுகிறது இ ஐ ரோவ் ஆகவும் ஜ் ஐ கோலம்ன் ஆகவும் கருதுகிறோம் இந்த போர் லூப் இ 0 முதல் 2 வரை இயங்கும் கண்டிஷன் ஐ சோதிக்கும் இந்த for loop j 0 முதல் 3 வரை இயங்கும் condition ஐ சோதிக்கும் போல இங்கே மேட்ரிக்ஸ் நம்2 இன் எலிமெண்ட் களை பயனரிடம் இருந்து உள்ளீடாக பெறுகிறோம் இங்கே மேட்ரிக்ஸ் நம்1 ஐ காட்டுகிறோம் இங்கே 3d டெர்மினலில் மேட்ரிக்ஸ் ஐ ஒழுங்கமைக்க பயன்படுகிறது இப்போது இங்கே மேட்ரிக்ஸ் நம்2 ஐ காட்டுகிறோம் பின் நம்1 மேட்ரிக்ஸ் மற்றும் நம்2 மேட்ரிக்ஸ் ஐ சேர்த்து முடிவை காட்டுகிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது சேவ் ல் சொடுக்குவோம் புரோகிராம் ஐ இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோ ஐ திறக்கலாம் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் 2ட் hyphen array dot C space hyphen O space R பின் Enter ஐ அழுத்துக இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் ஆர் இப்போது Enter ஐ அழுத்துக இங்கே பார்ப்பது Enter the elements of 3 into 4 array num1. இப்போது மதிப்புகளை தருகிறேன் இப்போது காண்பது Enter the elements of 3 into 4 array num2. மதிப்புகளை தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது இங்கே நம்1 மேட்ரிக்ஸை காணலாம் இங்கே நம்2 மேட்ரிக்ஸை காணலாம் இது நம்1 மற்றும் நம்2 வின் கூட்டுத்தொகை இப்போது இதே புரோகிராமை C++ இல் இயக்குவதை காணலாம் ஏற்கனவே அந்த புரோகிராமை வைத்துள்ளேன் அதை திறந்து விளக்குகிறேன் இது C++ இல் 2 டைமென்ஷனல் arrayவுக்கான புரோகிராம் நம் ஃபைல் பெயர் 2d சிபிபி என்பதை கவனிக்க எக்ஸ்டென்ஷன் cpp இப்போது கோடு ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் இது நம் யூசிங் ஸ்டேட்மெண்ட் இது மெயின் பங்ஷன் C++ ல் வெளியீட்டை அச்சடிக்க cout ஐ பயன்படுத்துவதால் இங்கே cout பங்ஷன் உள்ளது பின் சின் பங்ஷன் உள்ளது C ல் ஒரு வரியை படிக்க சின் ஐ பயன்படுத்துகிறோம் இங்கே ஸ்லாஷ் t ஐ பயன்படுத்துகிறோம் இது குறிப்பது நான்கு இடைவெளிகளுக்கு சமமான கிடைமட்ட tab மீதி கோடு நம் சி கோடு போன்றதே இப்போது சேவ் ல் சொடுக்குக இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன் கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் 2ட் hyphen array dot CPP space hyphen o space ஆர்1 பின் Enter ஐ அழுத்துக இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் ஆர்1 பின் Enter ஐ அழுத்துக இங்கே காண்பது Enter the elements of 3 into 4 array num1 மதிப்புகளை தருகிறேன் இப்போது காண்பது Enter the elements of 3 into 4 array num2 மதிப்புகளை இவ்வாறு தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது நம்1 மேட்ரிக்ஸ் மற்றும் நம்2 மேட்ரிக்ஸை காணலாம் இது நம்1 மற்றும் நம்2 வின் கூட்டுத்தொகை இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது ஸ்லைடுகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஒரு 2ட் அரே வில் elementகளை சேர்ப்பது 2ட் array ஐ அச்சடிப்பது 2 டைமென்ஷனல் அரேவின் ன் கூட்டுத்தொகையை கணக்கிடுவது பயிற்சியாக இந்த புரோகிராமை எழுதுக இரு 2 டைமென்ஷனல் arrayகளை பயனரிடம் இருந்து உள்ளீடாக பெறுக அவற்றை கழித்து முடிவை காண்க இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் contact at spoken hyphen tutorial dot org spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot ORG slash நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி